அனைவருக்கும் வணக்கம் பள்ளி சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த காணொலியில் நாம் டிஎன்எம்இ ஸ்கூல் ஆப்பில் புதுசாக வழங்கப்பட்டிருக்கிற வெர்ஷன் அப்டேட் டுவெண்ட்டி த்ரீ பற்றி பார்க்க போகிறோம் சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தது மாதிரி கழிப்பறைகளை சரி செய்கிறது தான் அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக முதல்ல செய்ய வேண்டிய விஷயம்னு அரசு முடிவு பண்ணியிருக்கு நம்ம ஸ்கூலில் உள்ள கழிவறைகள் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணுங்கிறதுக்காக சில விவரங்கள் தேவைப்படுது இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இன்னும் டிஎன்எம்இ ஸ்கூல் ஆப் புது செயலியை டவுன்லோட் செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிக்கலைன்னா முதல் முக்கியமான செயலாக அப்டேட்டட் வேர்ஷன் டவுன்லோட் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் பல ஆசிரியர்கள் இதை டவுன்லோட் செஞ்சிட்டாலும் இன்னும் செய்யாமல் இருக்கிற சிலர் உடனடியாக டிஎன்எம்இ ஸ்கூல் ஆப் செயலியை டவுன்லோட் அல்லது அப்டேட் செஞ்சு அதோட வெர்ஷன் டுவெண்ட்டி த்ரீ தானா அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கலாம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அரசாணை ஒன்று வெளியிட்ருக்காங்க இதில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா நமது அரசு பள்ளிகள் எல்லாத்துலேயும் தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் வரைக்கும் அனைத்து பள்ளிகள்லேயும் சுத்தமான கழிவறைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூய்மை பணியாளர்களுக்கு நிலுவையில் இருந்த ஊதியத்துக்காக முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நிதி மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக பிடிஓஸ்க்கு வந்து அவங்க மூலமாக பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு எல்லா சுகாதார பணியாளர்களுக்கும் போய் சேருது அப்படி உங்களோட உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக பணியமர்த்தப்படுற தூய்மை பணியாளர்கள் அதாவது ஸ்வீப்பர்ஸ் அப்புறம் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இவங்களோட அட்டண்டன்ஸை எப்படி மார்க் செய்கிறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்குறோம் முதல்ல நம்ம டிஎன்எம்இ ஸ்கூல் ஆப் e செயலியில் நம்மளோட ஸ்கூல் ஐடியை வச்சு லாகின் பண்ணணும் இதை லாகின் செஞ்சதுக்கு பிறகு உள்ள அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை சூஸ் பண்ணுறோம் அதுக்கு பிறகு நம்ம எப்படி நம்முடைய ஆசிரியர் பதிவை டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸை மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி லோக்கல் பாடி ஸ்டாஃப் தலைப்புக்கு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்கலாம் முன்னால் இதே லோக்கல் பாடி ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை வேறு பேஜில் மார்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த புது வெர்ஷனில் டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுற அதே பேஜ்லேயே இதையும் மார்க் பண்ணுறது மாதிரி வடிவமைச்சிருக்கோம் இன்றைக்கி உங்கள் பள்ளிக்கு தூய்மை பணியாளர் வந்தாங்களாங்கிற கேள்வி இருக்கும் அன்றைக்கி வரலைன்னா நோ போடுங்க வந்திருந்தாங்கன்னா எஸ் போடுங்க அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலாமா ஸ்வீப்பர்னால் யார் சானிட்டரி ஒர்க்கர்னால் யார் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பள்ளியில் வகுப்பறை மைதானம் இது மாதிரி இடங்களை சுத்தம் செய்கிறவங்க ஸ்வீப்பர் கழிப்பறைகளையும் சேர்த்தோ தனியாகவோ சுத்தம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க sanitary worker number of local body sweeper person அப்படிங்கிற கேள்விக்கு எத்தனை ஸ்வீப்பர் பர்சன் அப்படிங்கிற தகவலையும் total hours work by sweeper today அப்படிங்கிற கேள்விக்கு எவ்வளவு மணி நேரம் ஒவ்வொரு ஸ்வீப்பரும் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலையும் மார்க் பண்ணுங்கள் உதாரணமாக உங்கள் ஸ்கூலில் ரெண்டு சுகாதார பணியாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒருத்தர் ரெண்டு மணி நேரமும் இன்னொருத்தர் நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுருக்காங்கன்னா மொத்த வேலை நேரம் ஆறு மணி நேரம் இல்லையா இதில் சராசரி எவ்வளவுன்னு கணக்கிட்டு மூணு மணி நேரம் வேலை நடந்திருக்குன்னு நீங்கள் தகவல் தரலாம் number of local body person அப்படின்ற கேள்விக்கு ரெண்டு அப்படின்னும் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க் அப்படிங்கிற கேள்விக்கு மூணு அப்படின்னும் மார்க் பண்ணணும் அதே மாதிரி number of local body sanitary worker person அப்படிங்கிற கேள்விக்கும் உங்களுடைய தகவலை நீங்கள் தரலாம் இந்த தகவலை உள்ளீடு செஞ்சதுக்கு பிறகு சேவ் அண்ட் சிங்க் பட்டனை கிளிக் செய்கிறது மூலமாக இங்கே இந்த தகவல் நமது பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து சேரும் நமது பள்ளிக்கல்வித்துறை அனைத்து பள்ளிகளும் சுத்தம் மற்றும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற இந்த முன்னெடுப்புகளுக்கு சரியான தகவல் ரொம்ப முக்கியம் எதுக்காக சில புதிய விஷயங்களை சேர்த்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தேவையான கழிப்பறைகள் இருக்கா அங்கெல்லாம் சரியான தண்ணி வசதி இருக்கா சுத்தமாக இருக்கா எல்லாம் உடையாமல் நல்ல நிலைமையில் இருக்கா இப்படி பல விஷயங்களை எம்இ ஸ்கூல் லாகின் ஆப் மூலமாக நீங்கள் தகவல் தந்துட்டுருக்கீங்க இல்லையா எப்போவெல்லாம் இந்த விஷயங்களில் நம்ம ஸ்கூலில் மாற்றங்களோ சிக்கல்களோ வருதோ அப்போவெல்லாம் ஸ்கூல் லாகினில் அதை பதிவு பண்ணிடுங்க நீங்கள் தரப்போகிற இது போன்ற தகவல்கள் மூலமாக ஒரு முக்கியமான நடவடிக்கைக்கு நீங்களும் உதவுறீங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி